வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பிறந்தாக இன்றைய காலகட்டத்தில் யூடியூப்ல நம்ம நிறைய பிராங்குகள் பார்த்திருப்போம் சில பிராங்க் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சிரிப்ப வரவழைப்பதா இருக்கலாம் ஆனா சில பிராங்குகள் சில மனிதர்களோட உணர்வுகளோட விளையாடுறதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த கதையில நடந்திருக்கு இது ஒரு உண்மை கதை திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஒரு காதல் கடிதம் கதையை கேட்கலாமா வாங்க ஆடை அலங்காரத்தின் உச்சகட்டமாக இரண்டாவது மாடியில் ஒண்டி போஷனில் தெற்கு பக்கம் உள்ள ஜன்னலுக்கு வகிடெடுப்பது போல் தோன்றிய இரண்டு செங்குத்தான கம்பிகளுக்கிடையே கட்டங்கட்டமாக முடிந்த நடுப்பகுதியில் நடுப்பக்க கட்டத்தில் சதுர கண்ணாடியை சாத்தி வைத்துவிட்டு சிவராசன் முகத்திருக்க பவுடர் தடவும் சாக்கில் முதல் மாடியில் இரண்டாவது போஷனில் இருக்கும் ஒரு இலசை பார்த்தான் அதே அறையில் அதே சமயம் கிழக்கு பக்கம் இருந்த குறுகலான ஜன்னலில் கையளவு கண்ணாடியை பிரித்தபடியே கிரவுண்ட் போர்ஷனில் வாழும் அல்லது காதலில் வாழும் ஒரு கடலளவு கண்ணினாலே வரதன் கையில் எடுத்த ஸ்னோவை காதில் தேய்த்தபடியே பார்த்தான் டேய் கண்ணாடிய பாக்குறியா இல்ல கண்ணாடியவே பாக்குறியாடா எவ்வளவு நேரம்டா நான் அவளை பார்க்கப்படாதா புறப்படுடா என்று சிவராசனை வரதன் சாடினான் ஒன்னால அவளை பார்க்க முடியலனா நானும் இவளை பார்க்கப்படாதா ஏண்டா இந்த பொறாம புத்தி உனக்கு அந்த அறைக்குள் மூன்றாவது இளைஞனான ரங்கன் சிவராசனை ஏறிட்டு பார்க்காமல் தனக்குள்ளேயே பேசியபடி தனக்குள்ளேயே சிரித்தான் வரதன் அதட்டினான் ஏண்டா நீ வார வரைக்கும் காத்திருந்து உனக்கு ஸ்பெஷல் ஷோ காட்ட போறதா நினைப்பா புறப்படுடா டேய் உன்னத்தாண்டா உனக்கு காதலிக்க தான் தெரியாது எங்களோட காதல ரசிக்கவும் பிடிக்காது நிழல் காதலையாவது வந்து பாருடா எழுந்துருடா சண்டி மாடு ரங்கன் மெல்ல சிரித்தபடி நண்பர்களை பாராமலே நாவசைத்தான் நான் சினிமாவுக்கு வரல என்ன வரலையா உனக்கும் சேர்த்து என் கையில இருந்து காசை கொட்டி ரிசர்வ் பண்ணிருக்கேன் ஒப்பன் வீட்டு பணம்னா இப்படி சொல்லுவியா எப்பன் வீட்டு காசுனாலும் வரமாட்டேன் சிவராசு வாடா போகலாம் டே ரங்கா உன்னை வந்து கவனிச்சுக்கிறோம் நண்பர்கள் போய்விட்டார்கள் ரங்கன் அறைக்குள் வந்தான் கதவை தாளிட்டான் எவராவது உள்ளே வரலாம் என்பது போல் அனுமானித்து வாசலுக்கு கதவால் தடை போட்டான் அலுவலக மேசை டிராயரில் பூட்டி வைத்து மீட்டு வந்த காகித உரைக்குள் கைவிட்டான் கருப்பு மை பூசிய காகிதத்தை எடுத்தான் மார்புக்கு நேராக அதை கொண்டு படிக்க போனான் மின் விசிறியால் அது பரபரப்படைந்தது உடனே அது கிழிந்துவிடக் கூடாது என்று பயந்து சுவிட்ச் போர்டு பக்கம் போனான் இந்த இடைக்காலத்தில் காகிதம் பறந்துவிடக் கூடாதே என்று மீண்டும் மேஜை அருகே தாவினான் கடிதத்தின் வாசகம் மனப்பாடம்தான் அதற்காக கடிதத்தை விட்டுவிட முடியுமா அது வெறும் கடிதம் அல்ல அவன் காதல் சாம்ராஜ்யத்தின் பவளக்குடி ஒரு வருட காலமாக வயல் வெளியிலும் கிணற்றடியிலும் கோவில் முனையிலும் உண்ணாவிரதம் இருந்து பெற்ற காதல் கொடி தேசிய கொடியைப் போல் மாலையில் இறங்காமல் உயரத்தில் பறக்க விடப்படும் அன்பு கொடி எங்கள் மீண்டும் கடிதத்தை மார்புக்கு நேராக பிரித்தான் காகிதம் கசங்கியது போல் இருந்தது உடனே சிறிது மென்மையாக அதை பிரித்தான் அன்புள்ள தனக்கு நலம் நலமறிய அவா என்னடா இந்த விஜயா எடுத்த எடுப்பிலேயே அத்தான் என்கிறாளே என்று யோசிக்கிறீங்களா யோசியுங்கள் உங்களை காதலிக்கிறவள் என்ற முறையில் மட்டும் நீங்கள் எனக்கு அத்தான் இல்லை உங்கள் அம்மாவுடைய பாட்டியின் பெரிய தன் மனைவி எங்க குடும்பத்தில் பிறந்தவளாம் ஆக சுற்றி வளைத்து பார்த்தாலும் நீங்கள் எனக்கு அத்தான் தான் சுற்றி வளைத்து என்ற வார்த்தையின் பொருள் புரிகிறதா எனக்கு அது புரிய புரிய மனம் அல்லாடுகிறது வெக்கம் வெக்கமாய் வருகிறது இதோ வெக்கம் போய் இப்போது பயம் வருகிறது ஒருவேளை நான் எதிர்பார்ப்பது போல் நீங்கள் என்னை காதலிக்காமல் இருந்தாலும் இருக்கலாமோ என்ற பயம் ஆமா தான் தெரியாம தான் கேக்குறேன் விரும்பிய பெண்ணிடம் ஒரு ஆடவன் தான் தன் விருப்பத்தை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்பது உலக ரகசியம் ஆனால் காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் நீர் நிறைந்து இப்போது நானே நாணத்தை விட்டு ஆசையை தெரிவிக்க வேண்டியது இருக்கிறதே என்பதை உணரும் போது என் மீதே எனக்கு வெறுப்பு வருகிறது அதே சமயம் ஆசையை அதற்குரியவனிடம்தானே தெரிவிக்கிறோம் என்று தெளியும் போது சிரிப்பு வருகிறது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா தான் கல்லூரிகளில் வெவ்வேறு சமயங்களில் வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு விடப்பட்ட விடுமுறைகளால் மூன்று வருடங்களாக சந்திக்காத நாம் கிராமத்து கரும்பு தோட்டத்திற்கு அருகே சந்தித்தோம் உங்களோடு ஒட்டிக்கொண்ட உங்களின் பத்து வயது அக்கா மகனை பார்த்து நான் என்னடா ஆளே அடையாளம் தெரியல என்றேன் நீங்கள் என்னை உற்று பார்த்தது உண்மைதான் ஆனால் ஒரு வார்த்தை நீயும் தான் என்று சொன்னீர்களா இன்னொரு நாள் நீங்கள் டவுனுக்கு பிரதானமாக போய் கொண்டிருந்தீர்கள் குளத்தில் குளித்துவிட்டு சுமதியோடும் வளர்மதியோடும் நான் வந்தேன் மஞ்சள் சட்டையும் சிமெண்ட் கலர் பேண்டும் பளபளக்க வார்த்தெடுத்த இரும்பு போல் சுருட்டை தலையோடு சொக்க வைக்கும் முகத்தோடு போன உங்களிடம் கிறங்கி போய் யாராவது அழகாய் மாறணும்னா இந்த ஊர்ல நாலு வருடம் இருக்கப்படாது அப்படியே தப்பி தவறி இருந்தாலும் அடிக்கடி குற்றாலத்துக்கு போய் குளிக்கணும் என்றேன் நான் எதிர்பார்த்தது போல நீங்களும் திரும்பி பார்த்தீர்கள் யாரை வளர்மதியை நல்ல வேலை அவள் உங்களுக்கு சொந்த சித்தி மகள் என்பதால் எனக்கு நிம்மதியாயிற்று இன்னொரு முக்கியமான இடத்திற்கு வருவோம் அந்தி சாய்ந்த வேலை எங்கள் புளியந்தோப்பிலிருந்து நான் மேற்கு நோக்கியும் நீங்கள் கிழக்கு நோக்கியும் நடக்கிறோம் நான் உங்களை கண்ட உடனேயே கைகளை பிசைந்தபடி தவழ்வது போல் நடக்கிறேன் நீங்களோ ஊரை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வருகிறீர்கள் இருவரும் சந்தித்த போது நீங்கள் கடிகார கையை ஆட்டியபடியே இப்போ மணி என்ன இருக்கும் என்று அளக்குறையாக கேட்டு முகத்தை துடைத்துக் கொள்கிறீர்கள் நான் சீக்கிரமாய் வந்து சிரிப்பை அடக்கியபடியே நேரம் தெரியலையா இல்ல ஒருவேளை நேரம் சரியில்லையா என்றேன் நீங்கள் விழுந்தடித்து மீண்டும் மீண்டும் ஊரை திரும்பி பார்த்தபடியே ஓடினீர்கள் காதலர்களுக்கு வார்த்தைகள் ஸ்வீட் நத்திங் தான் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஸ்வீட்டுக்கு பிறகு காரம் வேண்டும் என்று நான் சமையல்காரி மாதிரி நடந்து கொண்டது தப்புதான் இதற்கு பிராச்சித்தம் செய்வது போல் உங்கள் வீட்டு பக்கமாக நடனமாடினேன் அழுமூஞ்சியிலும் சிடுமூஞ்சியான உங்கள் தங்கையிடம் குமுதம் இருக்கிறதா என்று உங்க வீட்டுக்கே வந்து கேட்டேன் அவளோ வாங்கி படியே என்றாள் நான் சிரித்தும் அழுப்பினேன் உங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கலையா என்றேன் அவளோ உங்க அண்ணனுக்கு கிடைக்குதான்னு பாரு முதல்ல அவருக்கே கிடைக்காத போது எங்க அண்ணனைய இலக்காரமா பேசுற என்று சண்டைக்கு வந்தாள் அவள் குட்ட குட்ட குனிந்தேன் யாருக்காக எதற்காக உங்கள் தலையில் செல்லமாக குட்ட வேண்டும் என்ற லட்சியம்தானே அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது சென்னைக்கு புறப்படுகிறீர்கள் உங்கள் தெருவிற்கு குழாய் தண்ணீர் பிடிக்கும் சாக்கில் வருகிறேன் நீங்கள் சாளரம் வழியாக என்னை பார்க்கிறீர்கள் வரிசையில் முன்னணி பானையாக இருந்த என் பாத்திரத்தை இதர பானைகளுக்காக விலக்கி வழிவிட்டு அரை மணி நேரம் உங்களையே பருகுகிறேன் ஞாபகம் இருக்கிறதா தான் சென்னைக்கு புறப்படுகிறீர்கள் ரயில் நிலையத்தை நோக்கி நீங்கள் நடக்கும் போது உங்கள் பின்னால் ஏதோ ஒரு சாக்கில் நானும் நடக்கிறேன் வழியில் போன காமாட்சி பாட்டியை பார்த்து பாட்டி சென்னைக்கு மக வீட்டுக்கு போறீங்களாமே என்ன மறந்துடாதீங்க நான் எப்பவும் உங்க பேத்தி தான் என்றேன் புரிந்து கொண்டவர் போல் அப்பாவுடன் சென்ற நீங்கள் என்னை திரும்பி பார்த்தீர்கள் எனக்கு அழுகை அடக்க முடியவில்லை உங்கள் கம்பெனி முகவரியை கண்டுபிடிக்க நான் பட்டப்பாடு இதற்கே எனக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம் காதல் திலகி என்று நீங்களே கொடுத்து விடுங்களேன் நமது ஊர்க்காரர்களான வரதனும் சிவராசனும் நீங்கள் ஊரில் ஒன்றாக சுற்றியது போல் ஒரே அறையில் இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் சிகரெட் அதிகம் பிடிக்காதீர்கள் முடிவாக என்னை நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் என்னை இந்த காகிதமாக பாவித்து கிழித்து விடுங்கள் நீங்களும் காதலிப்பதாக இருந்தால் அடுத்த சனிக்கிழமை என் கைக்கு கிடைக்கும்படி கடிதம் எழுதுங்கள் அன்று அப்பா வெளியூர் கல்யாணத்துக்கு போகிறார் அண்ணன் எட்டாவது தடவையாக இன்டர்வியூவுக்கு போவான் எனக்கு கல்லூரி தோழிகள் கடிதம் எழுதுவது உண்டு ஆகையால் அம்மா சந்தேகப்பட மாட்டாள் இது ஒத்திகை பார்த்து எழுதிய கடிதம் அல்ல கண்ணில் ஒற்றி எழுதிய கடிதம் முத்தங்களுடன் முடிக்கும் அன்பு விஜயா ரங்கன் கடிதத்தை மார்புடன் அழைத்தபடி மெய்மறந்து நாற்காலியில் சாய்ந்தான் பிறகுதான் அவனுக்கு அன்றைக்கு பதில் எழுத வேண்டிய நாள் என்பது ஞாபகம் வந்தது வாசல் கதவை இன்னொரு தடவையாக செக் செய்துவிட்டு பேனாவை தூக்கினான் நிஜமான காதலை காட்டிய அவனுக்கு எழுத்தில் தடை வரவில்லை கால் மணி நேரத்தில் இரண்டு பக்கங்களை காதல் விழுங்கிவிட்டது அவள் விட்டு வைத்திருந்த இன்னும் சில காதல் சமீட்சைகளை நினைவுபடுத்தி எழுதினான் இறுதியாக உன்னை நான் நினைக்கவில்லை என்று கூட சொல்லுவேன் மூச்சு விடுவதையும் இதய துடிப்பையும் நினைத்து கொண்டாயிருக்கிறோம் என்று முத்தாய் போல் முடித்தான் அப்படியும் இப்படியுமாய் மணி மாலை நாலரை ஆகிவிட்டது இப்போது போஸ்ட் செய்தாக வேண்டும் கடிதத்தை வைத்தபடி அறையை பூட்ட போனான் நண்பர்கள் தத்தம் நகல் சாவிகளை தங்களுடன் எடுத்து செல்லாமல் அவசரத்தில் அறையிலேயே வைத்துவிட்டு போய் இருக்கிறார்கள் என்ன செய்யலாம் பரவாயில்ல ஒரு லெட்டர் போஸ்ட் செய்துவிட்டு திரும்ப எவ்வளவு நேரமாகும் அறையை பூட்டிவிட்டு தெருவாசியான ரங்கனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் இன்று வியாழக்கிழமைதான் வழக்கமாய் இரண்டு நாள் ஆகும் தபால் போக ஆனால் தப்பி தவறி இது மறுநாளைக்கே அங்கே போய் சேர்ந்து விடுமோ நாளை போஸ்ட் பண்ணினால் தாமதமாகிவிடக் கூடுமோ accept your love saying the same post என்று சனிக்கிழமை காலையில் ஒரு தந்தி கொடுத்து விட்டால் என்ன நோ நோ தந்தி என்றால் கிழவிகள் ஒப்பாரி வைப்பார்கள் இதுவே அவர்கள் காதலுக்கு சுடுகாடாகும் ஒரு மணி நேர யோசனைக்கு பிறகு அன்றைக்கே போஸ்ட் செய்வது என்று முடிவு செய்து சிறிது தூரம் நடந்து தபால் பெட்டியை தொட்டுவிட்டான் அதன் வாய்க்குள் கடிதத்தை போட போனவன் திடீரென்று கையை வெளியே எடுத்தான் இந்த ஒதுக்குப்புற பகுதியில் கடிதங்களை எப்போது வந்து எடுப்பார்கள் என்றே தெரியாது ரிஸ்க் எதற்கு காதலில் ரிஸ்க் எடுத்தாலும் கடிதத்தில் கூடாது அடையாருக்கு போய்விடலாம் அடையாறு வந்தான் அதற்குள் போஸ்ட் ஆபீஸ் மூடியாகிவிட்டது மொபைல் வண்டி ஆறு பத்துக்கு வரும் என்றார்கள் மொபைலை எதிர்பார்த்து இம்மொபைலாக நின்ற கூட்டத்தில் கலந்தான் ஒரு சின்ன சந்தேகம் இந்த லெட்டர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் தான் போகணும் இது ஏழை காலுக்கு புறப்படுகிறது ஆறு பத்துக்கு வந்து ஆறு நாற்பதுக்கு புறப்படும் மொபைல் வண்டியில் போட்டால் எக்ஸ்பிரஸுக்கு எப்படி போய் சேரும் பேசாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போட்டு விடலாம் வழியில் வந்த ஆட்டோவை நிறுத்தி எழும்பூர் என்றான் அவன் தன் அறைக்கு திரும்பும் போது மணி இரவு பத்துக்கு மேல் ஆகிவிட்டது அறைக்கு வெளியே முழங்காலில் தலை வைத்து அசல் ஓனான்கள் மாதிரி உட்கார்ந்திருந்த பரதனும் சிவராசனும் அவன் கைகளை பிடித்து ஆளுக்கு ஒன்றாக திருவினார்கள் ரங்கன் சிரித்தான் வலிக்கவில்லை விஜயாதான் அவன் கரங்களை தடவி விடுகிறாளே ரங்கன் மதர்ப்பாக படுத்தான் அதிசயமான சாதனையை செய்துவிட்ட அளவிட முடியாத திருப்தி அவள் காதலுக்கு தான் தகுதி உள்ளவனாகிவிட்ட தன்னம்பிக்கை அடைய முடியாத ஒன்றை அடைந்துவிட்ட பெருமிதம் அதே சமயம் லெட்டர் அவள் கையில் கிடைக்காமல் போனாள் என்று அப்பப்போ உதறல் ரங்கன் சிகரெட்டை அடியோடு அல்ல அடி முதல் நுனி வரை விட்டுவிட்டான் போதாத குறைக்கு புகைத்த நண்பர்களை வெளியே போய் பிடிங்கடா ஒரே வாட என்று புகைத்தான் படியாத தலைமுடி படிந்தது ஏறாத பவுடர் ஏறியது தலை முழுக்க போர்வையை மூடிக்கொண்டு காலையில் ஏழு மணி வரைக்கும் கிடந்து வெயில் உரைப்பில் எழுபவன் பக்கத்து தெருவில் இன்னும் பிரியாணி போடும் பருவத்திற்கு வராத இளஞ்சேவலின் கூவலில் எழுந்தான் எங்கேயும் எப்போதும் எதிலும் ஒன்றே ஒன்று விஜயா விஜயா விஜயா அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற கற்பனை வரவில்லை முத்தமிட வேண்டும் என்று உதடுகள் முணங்கவில்லை இனம் புரியாத உணர்வு உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எழும்போதும் எப்போதும் விஜயாவோடு இருக்க வேண்டும் என்ற அவா பௌதிக விதிகளுக்கு கட்டுப்படாத ரசாயன விதி ஒரு வாரம் மூடியது மறுவாரம் பிறந்தது ரங்கன் இருந்து கடிதத்தை எதிர்பார்த்தான் திங்களில் அவ்வா செவ்வாயில் எதிர்பார்ப்பு புதனில் ஏமாற்றம் வியாழில் கலக்கம் வெள்ளியில் நடுக்கம் சனியில் வேதனை விஜயா ஏன் கடிதம் எழுதவில்லை ஒருவேளை கடிதம் விஜயாவிடம் போகாமல் அவள் தந்தையிடம் போயிருக்குமோ தபால்காரர் கடிதத்தை தாமதமாக கொடுத்திருப்பாரோ அப்படியே இருந்தாலும் விஜயா விவரமாக எழுதியிருக்கலாமே எப்படி சொல்ல முடியும் மானத்தை வேல்கம்பாலும் வெட்டறிவாலும் எடை போடும் அவள் தந்தை அவளை வீட்டோடு சிறை வைத்திருந்தாள் என்னாலதான் இந்த சிரமம் என்ன ஆனாலும் சரி ஊருக்கு போய் அவளை பார்த்தாகணும் என்று தீர்மானித்தான் ரங்கன் அலுவலகத்தில் ஒரு வாரத்திற்கு சம்பளம் இல்லாத விடுமுறை போட்டுவிட்டு கிளம்பினான் வரதனும் சிவராமனும் லெதர் பேக்கை தூக்கியபடியே நின்ற ரங்கனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் சிவராசு அதட்டி கேட்டான் எங்கடா போற ஊருக்கு ஊருக்கா ஊர்ல என்னடா இருக்கு ஏதோ இருக்கு எனக்கு பிடிச்சது பிடிபட்டு இருக்கு என்னடா மூடு மந்திரம் எதுக்காக இப்ப ஊருக்கு பரதன் சிவராசன் விட்ட இடத்தை தொடர்ந்தான் விஜயாவை பார்க்கவா அவள் எழுதிய காதல் கடிதத்திற்கு நேரில் பதில் சொல்லவா ரங்கன் ஆச்சரியப்பட்டான் நண்பர்களிடம் தானும் விஜயாவும் நடந்து கொண்ட விதத்தை பல தடவை சொல்லியிருக்கிறான் ஆனால் கடிதம் வந்தது இவர்களுக்கு எப்படி தெரியும் வரதன் அட்டகாசமாக சிரித்தபடியே பேசினான் மடையா ஊர்ல உதவாங்கவா போற நீ விஜயாவுக்கு எழுதின லெட்டர் அவள் அப்பங்கிட்ட சிக்கி இருக்கு அவ தனக்கு ஏதும் தெரியாதுன்னு அழுதுருக்கா அப்பங்கார மீனை எதிர்பார்த்திருக்கிற கொக்கு மாதிரி வேல்கொம்போடு உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான் சிவராசு தன் பங்கிற்கு சிரிக்காமல் கோபமாக கேட்டான் மூளை இருக்காடா உனக்கு வந்த தபால் உடையில முதல்ல தபால் முத்திரை இருக்கான்னு பாத்தியா எங்க கிட்ட நீ அப்பப்போ புலம்புனத நோட் பண்ணிட்டு நாங்க தான் அந்த லெட்டரையே எழுதணும் நீ எங்க கிட்டயே கேட்காம ஏண்டா அவளுக்கு லெட்டர் எழுதுன அப்படி அவ என்ன கிளியோ பற்றாவா இந்நேரம் எவன் கிட்ட பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காளோ சிரித்த நண்பர்கள் திடீரென்று பிரமித்து பின்வாங்கினார்கள் ரங்கன் ஆவேசமானான் திடீரென்று அவர்களை தாக்கினான் வரதனின் வயிற்றில் விட்டான் ஒரு உதை சிவராமனின் தலைமுடியை பிடித்து சுவரில் மோத வைத்தான் அவர்கள் இருவரும் என்னடா என்னடா என்று சொல்லிவிட்டு பின்னர் தற்காப்பிற்காக அவனை திருப்பி தாக்க போன போது ரங்கன் பொத்தென்று தரையில் உட்கார்ந்தான் தன் தலையை மாறி மாறி அடித்துக் கொண்டான் தலையை கட்டிலின் சட்டத்தில் மோதிக்கொண்டான் சட்டை பையில் போற்றி பாதுகாத்து வந்த கடிதத்தை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து அங்கும் இங்குமாக சிதறடித்தான் பிறகு தன் பாட்டுக்கு புலம்பினான் ஆசை காட்டி மோசம் செஞ்சிட்டீங்களடா பாவிங்களா நான் கட்டின கோட்டையே எனக்கு சமாதி ஆயிடுச்சே ஒரு வருட கணக்குல இதயத்துல இருந்தவள ஒரு வாரமா என் உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் வியாபிக்க வச்சுட்டு இப்போ என்ன அணுவணவா கொண்டுட்டீங்களேடா கண்ட கண்ட பெண்களை கண்ணால மேய்கிற உங்களுக்கு காதல பத்தி என்னடா தெரியும் நடக்கிறது நடக்கட்டும் இப்பவே ஊருக்கு போய் உண்மைய சொல்ல போறேன் என்னை அடித்து கொன்றால் அவள் விடும் ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு பால் வாக்குற மாதிரி அப்படியே அவ கண்ணீர் விடாட்டாலும் அவளால சாகிறதா நினைக்க மாட்டேன் அவளுக்காக சாகிறதா நினைப்பேன் இதுக்கு பேர் தாண்டா காதல் வழி விடுங்கடா பையை தூக்கி கொண்டு முண்டி அடித்த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 வணக்கம்